நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தராகி தேவன் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே நமக்கு கத்தர் கொடுக்கிற ஒரு வாக்கு திட்டமான வார்த்தை அப்போஸ்னாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் பதினைந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக பாருங்கள் இங்கு அப்பசுனாகி பவுல் தொடங்கும் பொழுது பரிசுத்த ஆவின் பலத்தினாலே என்று சொல்லி தொடங்குகிறார் முடிக்கும் பொழுது உங்களை நிரப்புவாராக என்று சொல்லி முடிக்கிறார் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பலவிதமான குறைவுகள் சமாதானத்திலே குறைவு சந்தோஷத்திலே குறைவு ஆரோக்கியத்திலே குறைவு பொருளாதாரத்திலே குறைவு ஏதோ ஒரு குறைவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டு இருக்கிறது ஆனால் குறைவுகளை நிறைவாக்குகிறவர் யார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்க முடியும் சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் இருபத்தி மூணு ஐந்திலே சொல்லுகிறார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே தாவினுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ குறைவு வேதனைகள் போராட்டங்கள் ஆனால் அவர் கடைசியாக அவர் சொல்லுகிறார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி நம்முடைய தேவன் ஒரு மனுஷனை அற்பமாக சொற்பமாக அல்ல நிரம்பி வழியத்தக்கதாய் ஒரு மனுஷனை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் வேகம் சுழகிறது வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் களஞ்சியங்களை நிரப்புகிறவர் என்று சொல்லி தேவ பிள்ளையே உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைவு நிமித்தம் நீ வேதனையோடு கூட இருக்கிறாயா உன் வாழ்க்கையில என்ன குறை உன்னை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறது இன்றைக்கு ஆண்டவராகி தேவன் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை தான் உன் குறைவுகளை நான் நிறைவாக்குவேன் ஒருவேளை உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவு நீத்தும் நீ கலங்கி கொண்டு இருக்கிறாயா எப்பேற்பட்ட குறைவாக இருந்தாலும் சரி என்ன குறைவாக இருந்தாலும் சரி யாரிடத்துல இருந்தாலும் சரி உன் நிமித்தமாக இன்றைக்கு உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக மாற்றுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நிறைவாக மாற வேண்டும் என்றால் அதனை பவுல் அப்போ சிலர் சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே என்று சொல்லி ஏவ பிள்ளைகளே பரிசுத்த ஆவியானவர் தான் குறைவுகளை நிறைவாக்க முடியும் உங்கள் வாழ்க்கையில ஆவியானவருடைய சமூகத்திலே ஆவியானவரை பார்த்து ஆவியானவரே உம்முடைய பலன் என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை நிறைவாக மாற்றட்டும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள் தெய்வ பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து என்று எழுதப்பட்டு இருக்கிறது அவர் நிறைவான ஆவியானவர் நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது இந்த ஆவியானவர் ஒருவர் மனுஷனுக்குள் வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நிறைவாகும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கும் அவருடைய வல்லமைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் உங்கள் குறைவு நிறைவாகும் இரண்டாவதாக அதில் அவர் சொல்லுகிறார் பாருங்கள் நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லா சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் பாருங்கள் இதை சொல்லுகிறார் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லா சந்தோஷத்தினாலும் இரண்டாவதாக விசுவாசம் வேண்டும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் உங்களை கத்த நிரம்பி வழிய வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவு நிறைவாக வேண்டும் என்றால் உங்களுக்குள் விசுவாசம் வேண்டும் இந்த பாருங்கள் விசுவாசமும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவு நிறைவாகும் நம்மை ஆண்டவர் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் எல்லா விதமான நன்மையாலும் நிரப்பி நம்மை ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை உன் உன் குறைவு நிறைவாகிறது உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் ஆண்டவராகி தேவன் இன்றைக்கு நிறைவாக்க போகிறார் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே இந்த நல்ல ஆசீர்வாதமான நாளுக்காய் ஸ்தோத்திரம் நீ குறைவுகளை நிறைவாக்குவதா எங்களோடு கூட இன்றைக்கு சொல்லியிருக்கிறேன் என்ன குறைகள் எங்கள் எல்லைகளில் இருந்தாலும் அதை இன்றைக்கு நீ நிறைவாய் மாற்றப்போவதற்காய் ஸ்தோத்திரம் விசேஷமாய் சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் ஆரோக்கியத்தினாலும் ஆண்டவரே உங்களுடைய எல்லா கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலும் இன்றைக்கு எங்களை நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உங்களுடைய வல்லமை எங்களோடு கூட இருந்து எங்கள் எங்களுக்குள் இருந்து வெளிப்படட்டும் எங்களை தாழ்த்துகிறோம் பெரிய காரியத்தை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் praise Lord God bless you